வணக்கம் இப்போ நாம் குரூடாயில் ஒன் மினிட் சார்ட் பார்த்துட்ருக்கோம் டைம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் ஓ கிளாக் ஆகுது மார்க்கெட்டில் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டென் மினிட்ஸ் பேக் அதாவது ஒரு ஃபோர் ஃபிஃப்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா பைக்கால் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு ஃபோர் எயிட் ஜீரோ த்ரீயில் பார்த்தீங்கன்னா பைக்கால் வந்திருக்கு ஃபஸ்ட் டாரட் வந்து ஃபோர் எயிட் ஒன் ஃபைவ் காட்டுது ஸோ இப்போ மார்க்கெட் ட்ரேடிங் போய்கிட்டு இருக்கிறது வந்து ஃபோர் எயிட் ஜீரோ எயிட்டில் ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு ஸோ நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்க இது பார்த்தீங்க அப்படின்னா சிக்னல் ஜென்ரேட்டர் இது உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும் அதாவது பை பண்ணலாமா செல் பண்ணலாமா டார்கெட் என்ன மாதிரி எதிர்பார்க்கலாம் ஸ்டாப் லாஸ் என்ன அப்படின்ட்டு கால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரேட் பண்ணும் ஸோ இது உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் சார்ட்ஸ் ரன் ஆகும்ல ஸோ அதே மாதிரி தான் இதுவும் சார்ட் ரன் ஆகும் பட் இந்த சார்ட் பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் சார்ட் மாதிரி இல்லாமல் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா பையிங் ட்ரெண்ட் அப்படின்னா கேண்டில்ஸ் வந்து ஒன்ஸ் பையிங் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகும்போதே அது ஓப்பன் பாயிண்ட்லேயே ஃபிக்ஸ் ஆயிரும் கலர் வந்து அதே மாதிரியே ஓப்பன் பாயிண்ட் ஆகும்போதே நமக்கு கால்ஸ் என்னன்னு வந்துடும் ஸோ இப்போ வந்து கால்ஸ் வந்து போய்கிட்டு இருக்கு ஸோ நான் நெக்ஸ்ட் கால் வந்து உங்களுக்கு லைவ் காலே வந்து நாங்கள் ஷோ பண்ணுறோம் ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எப்படி வந்து ஓப்பன் ஆகும்போதே எப்படி கால்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பையிங் ட்ரெண்ட் அதனால தான் கேண்டில் வந்து க்ரீன் கலரில் ஸ்டார்ட் ஆகி போய்கிட்டு இருக்கு ஃபோர் எயிட் ஜீரோ த்ரீயில் வந்திருக்கு இது பார்த்தீங்கன்னா பையிங் ட்ரெண்ட் அப்படின்னா கேண்டில்ஸ் வந்து இந்த ட்ரெண்ட் இருக்க வரைக்கும் க்ரீன் கலர்லேயே தான் இருக்கும் அதே செல்லிங் ட்ரெண்ட் அப்படின்னா கேண்டில் வந்து ஓப்பன் ஆகும்போதே ரெட் கலரில் ஓப்பன் ஆகிட்டு ஃபுல்லாகவே ரெட் கலரில் தான் ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கும் ஸோ இப்போ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணதா இல்லை ஸ்டாப் லாஸ் ஆன்ட்டு இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டின் ஆகுது மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டாரட் கிட்டே வந்திருக்கு ஃபோர் எயிட் ஒன் ஃபோர் ரேஞ்சில் ட்ரேடிங் போனது இப்போ ஃபஸ்ட் டாரட்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு ஸோ இப்படி தான் லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கால்ஸ் ஜென்ரேட் ஆகும் ஜென்ரேட் ஆகிற கால்ஸ் இந்த மாதிரி தான் ஒர்க் அவுட் ஆகும் ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பையிங் ட்ரெண்ட் இருக்க வரைக்குமே ஃபுல்லாகவே க்ரீன் கலரில் தான் இருக்கும் இது நமக்கு ஃபோர் ஃபிஃப்டிக்கு கால் ஜென்ரேட் ஆனதுக்கு ஃபைவ் ஃபிஃப்டினுக்கு பார்த்தீங்கன்னா டார்கெட்டை அச்சீவ் பண்ணியிருக்கு அடுத்த கால் உங்களுக்கு ஓப்பனிங்லேருந்தே ஷோ பண்ணுறோம் ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எப்படி வந்து கால்ஸ் ஜென்ரேட் ஆகுது அது எப்படி லைவ் மார்க்கெட்டில் காட்டுதுன்ட்டு இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் மேலே ஆகுது மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நமக்கு சிக்ஸ் ஓ கிளாக் வரைக்கும் நல்லா ஸ்ட்ராங்காக ஃபஸ்ட் டார்கெட்லேயே ட்ரேடிங் போனது கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி செல் காலாக சேஞ்ச் ஆகுது இது பாருங்கள் கேண்டில் ஓப்பன் ஆகும்போதே உங்களுக்கு ரெட் கலரில் வந்துடும் அதே மாதிரியே பக்கத்தில் செல் ஃபோர் எயிட் ஜீரோ டூன்னு வந்துடும் ஃபஸ்ட் டாரட் வந்து ஃபோர் செவன் நைன்ட்டி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னு நமக்கு கால்ஸ் வந்து ஃபஸ்ட் டாரட் செகண்ட் டாரட் அப்படியே கம்ப்ளீட்டாக வரும் ஸ்டாப் லாஸோட வந்துடும் ஸோ இது நமக்கு பைக்கால் ஜென்ரேட் ஆனது ஃபோர் ஃபிஃப்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரேட் ஆச்சு அப்போலேருந்து தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன் கலர் கேண்டில்ஸ் தான் மெயின்டைன் பண்ணுது ஸோ இது பார்த்தீங்கன்னா செல்லிங் ட்ரெண்டுன்னு சேஞ்ச் ஆகும்போது கேண்டில் ஓப்பன் ஆகும்போது ரெட் கலரில் வந்துடும் அது வரைக்கும் உங்களுக்கு கேண்டில்ஸ் க்ரீன் கலரில் இருக்கும் ஸோ நீங்கள் பார்த்தோன்னே வந்து புரிஞ்சுக்கலாம் யார் வேணாலும் இதை வச்சு ட்ரேடிங் பண்ணுற மாதிரி தான் டிசைன் வந்து பண்ணியிருக்கோம் இது உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் இந்த மாதிரி கால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு தடவை ட்ரெண்டு சேஞ்ச் ஆகும்போதும் கால்ஸ் வந்து கொடுத்துட்டே தான் இருக்கும் ஸோ இப்போ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்ட்டு இப்போ நமக்கு டைம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபார்ட்டி ஆகுது மார்க்கெட் செல் கால் வந்தது பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரமாக செல்லிங் ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இப்போ நமக்கு சிக்ஸ் ஃபார்ட்டி போல் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் டார்கெட்டை வந்து பிரேக் அவுட் பண்ணுது இப்படி தான் நமக்கு செல் கால் ஓப்பன் ஆனது டார்கெட்ஸை வந்து ரீச் அவுட் பண்ணுச்சு ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு கேண்டில்ஸ் வந்து ஃபிக்ஸ் ஆகும் பையிங் ட்ரெண்ட் அப்படின்னா ஃபுல்லாக க்ரீன் கலரில் வரும் செல்லிங் ட்ரெண்ட் அப்படின்னா ரெட் கலரில் வரும் கேண்டிலினுடைய ஓப்பன் பாயிண்ட்லேயே ஃபிக்ஸ் ஆயிரும் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா செல் கால் நம்ம பார்த்தோம்ல எப்படி நமக்கு செல் கால் ஓப்பன் பாயிண்ட்லேயே வந்து ரெட் கலரில் ஓப்பன் ஆகிட்டு ஃபிக்ஸ் ஆச்சோ மாதிரி பை பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் பாயிண்ட்லேயே க்ரீன் கலர் வந்து வந்துடும் ஸோ இது பார்த்திங்கன்னா நமக்கு செல் கால் வந்தது ஆக்சுவலி நல்லா ரெண்டு மூணு டார்கெட்லாம் பிரேக் அவுட்லாம் ஆகிட்டு செகண்ட் டார்கெட்லாம் போயிட்டு நல்லா கீழே இறங்கினதுக்கப்புறமா பைக்காலாக சேஞ்ச் ஆச்சு ஃபோர் செவன் ஃபிஃப்டி செவனில் பார்த்தீங்கன்னா ஒரு நைட்டு வந்து ஒரு நைன் ஓ கிளாக் கிட்டக்க வந்து எயிட் ஃபிஃப்டிக்கு அப்புறமா பைக்காலாக வந்து சேஞ்ச் ஆச்சு இப்படி தான் உங்களுக்கு ஒரு கேண்டில் ஓப்பன் ஆகும்போதே பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன் கலரில் ஓப்பன் ஆயிரும் பக்கத்தில் என்ன பாயிண்ட்டில் பை பண்ணலாம் டார்கெட் ஒன் அண்ட் டூ என்ன ஸ்டாப் லாஸ் என்னன்னு வந்துடும் இது நமக்கு ஈவினிங் வந்த செல் கால் ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு கால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு தடவை மார்க்கெட்னுடைய ட்ரெண்டு மாறும்போதும் கால்ஸ் வந்து கொடுக்கும் வரும்போதே அது என்ன பாயிண்ட்டில் வாங்கலாம் என்ன மாதிரி டார்கெட் எதிர்பார்க்கலாம் அப்படின்ட்டு உங்களுக்கு கம்ப்ளீட் டீட்டெயில் வந்து வந்துடும் இந்த